ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜரி பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் த்ரீ எயிட் டூ சாரியுடைய நம்பர் த்ரீ எயிட் டூங்க body of saree red colour பல்லுவன் blouse royal blue top and bottom zari border gold கலரில் வந்துடுதுங்க புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க்கு ஆல்சோ கோல்டு டெஸ்டட் சரி இங்கே ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹஃபைன் சரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரி கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் புக்கிங் வந்து வாட்ஸ்அப்பில் தாங்க அதுவும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களால் ஈஸியாக வந்து உங்கள் நம்பரை நோட் பண்ண முடியும் sari number three eight three பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர்லேயும் இருக்குங்க இது டபுள் ஷேடில் தான் வரும் பாடி ஆஃப் சாரீ சேம் பேட்டர்னில் செகண்ட் கலர் சாரீ நம்ம பார்க்குறோம் next sari sari number three eight four சாரியோடைய price six thousand two hundred ருபீஸுங்க ஆறாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்கும் பலுவன் blouse royal blue body of sari ராமர் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்க சேம் பேட்டர்னில் தேர்ட் கலர் சேரீ பார்க்குறோங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சாரீஸுங்க sari number three eight five blue and blue combination body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 பார்த்துக்கலாங்க ஜஸ்ட் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய நீங்கள் த்ரெட்ஸை எடுத்து செக் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு சைடு மட்டும் சில்க்கு இன்னொரு சைடு வந்து கோனோ அல்லது பாலிஸ்டர் மிக்சிங்கோ போட்டு பியூர் சில்க்குன்னு சொல்லி பியூர் சில்க் ரேட்டுக்கே கொடுக்கறத நிறைய நிறைய இப்போ கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் பியூர் சில்க் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவேராக இருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ பாடி ஆஃப் சாரீனா light chocolate brown very light chocolate brown sari number three eight nine body of saree navy blue pallu and blouse cream color second பேட்டர்னில் தேர்டு கலர் சாரீ நம்ம பார்க்குறோம் எல்லா சாரியிலுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வருந்துருங்க சாரியில் body of sari five point five மீட்டரும் length of blouse point seven மீட்டரும் width of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 பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ்லேயே லைட் பெய்ஜாக இருக்குங்க க்ரீம் கலருன்னு சொல்ல முடியாது ஃபுல் பெய்ஜுன்னு சொல்ல முடியாதுங்க ரெண்டும் மிக்ஸ் மாதிரி இருக்கும் லைட் கலராக தான் இருக்கும் இதுவுமே கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வரும் எப்போவுமே இந்த புட்டாஸ் சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக தான் இருக்கும் இன்னர் லேயர் பிளெயினாக வருங்க உள் சுத்து மட்டும் பிளெயினாக வரும் sari number three nine two பல்லுவன் blouse ink blue body of sari pink colour பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து கோல்டு டெஸ்டட் சரிலையும் அதில் சின்னதாக மீனா ஒர்க்குக்கு சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சரியை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களால் அவைலபிலிட்டி ஈஸியாக செக் பண்ணி அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குற அப்டேட்டில் பார்த்தாலும் சரி சரி இல்லை இதுக்கு முன்னாடி பார்க்குற அப்டேட்டில் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்ல முடியுங்க sari number three nine three பல்லுவன் blouse ink blue colour body of sari double ஷேடில் வருதுங்க பிங்கிஷ் ஆரஞ்சில் வருது ஆரஞ்சு வந்து ரொம்ப மைல்டாகவும் பிங்க் கலர் தான் நல்லா டாமினண்ட்டாக இருக்குங்க ஆனால் டபுள் ஷேடு தான் sari number three nine four international ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க பல்லூன் ப்ளவுஸ் டார்க் கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு சாரீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா மட்டுமே வந்து நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஈவன் ஒன் பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாங்க ஏன்னா யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நம்ம புக் பண்ணி அவங்களுக்கு அந்த சாரீ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய விருப்பம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் புக் பண்ண சொல்லுங்கள் sari number three nine five body of sari navy blue பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் வருதுங்க மெஜந்தா அண்ட் ஆரஞ்ச் மிக்சிங்கில் இருக்கு sari number three nine six இந்த சேரீலையும் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி இதுவும் நேவி ப்ளூ தான் இதுக்கு முன்னாடி பார்த்த நேவி ப்ளூ கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் வரக்கூடியது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த சாரியோடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க இது வந்து வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரி கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேகும் வந்துடுங்க சில்க் மார்க் டேக் இருந்தாலுமே நீங்கள் தயவு செஞ்சு எங்கே நீங்கள் பியூர் சில்க் சாரீஸ் வாங்கினாலுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது பியூரா இல்லையா அப்படின்னு த்ரீ நைன் செவன் பல்லுவன் and blouse blue colour body of sari grey colour பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவருக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எந்த சரியாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது சில்க் மார்க் ஸ்டிக்கர் இதுக்கு முன்னாடி சில்க் மார்க் டேக்காக வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்